மாப்பிள்ள எங்கே ப்ரோக்ராம் எடுத்து எங்கே போகலாம் நான் முடிக்க போச்சு நீ போக மாப்பிள்ள பார்த்து மாப்பிள்ள ரொம்ப கரண்ட் இல்லை பார்த்து சரி அப்போ எங்கே போயிடும் அப்போ அங்கே தான்